அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி அன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி விநாயகர் சதுர்த்திங்க அன்னைக்கு இருபத்தி ஒரு இலைகளை வச்சு விநாயகருக்கு எப்படி அர்ச்சனை பண்றது அந்த இருபத்தி ஒரு இலைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு இலைகளை பற்றி இப்போ நான் சொல்றேங்க அந்த இலைகளுக்குண்டான பெயர்கள் சொல்ல போறேன் இதற்குண்டான பலன்கள் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ இதற்குண்டான இலைகளோட பெயர் கொடுக்க போகிறேன் இப்போது சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த இருபத்தி ஒரு இலைகளை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ண மிகப்பெரிய ஒரு விசேஷங்க ஏன்னா இது ஒன் வீக் முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ எதனால் அப்படின்னா நீங்கள் இலைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி எங்கெங்கே இருக்கும் மரங்கள் இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க வீட்டு பக்கத்தில் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாக ரொம்ப ட்ராவல் பண்ணி எடுக்கிற மாதிரியும் வராது ஒரு சில இலைகள் வந்து கிடைக்கும் ஒரு சில இலைகள் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் ஒற்றைப்படையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏழு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா எடுத்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்புறம் அன்னைக்குன்ற போது நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க முதல்ல விநாயகருக்கு உகந்தது அருகம்புல் வைங்க வெள்ளை இருக்க மாலை போடுங்க விநாயகருக்கு அடுத்தது அருகம்புல் வைங்க மஞ்சள் விநாயகர் வெத்தலை பாக்கில் பிடிச்சு வைங்க அதில் பணம் வைங்க வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா இருபத்தி ஒரு இலைகளோட பெயர் இப்போ சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த இலைகளை வச்சு நீங்கள் அந்த இலைகள் மூலிமா அர்ச்சனை பண்ணுறது மூலிமா மிகப்பெரிய ஒரு பலன்கள் கிடைக்கும் அதற்குண்டான பலன்கள் வந்து அடுத்த வீடியோட கொடுக்குறேன் இப்போ அந்த இலைகளோட பெயர் கொடுக்க போகிறேன் நல்லா கேளுங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை இலை கிடைக்குதோ அத்தனை இலை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா போதுமானது ஆனால் ஒவ்வொரு இலையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா ஒவ்வொரு இலைகளும் இருபத்தி ஒரு இலை இருபத்தி ஒரு இலைகளை சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை பீங்க ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது அந்த இலைகளுக்குமே அதனால் சிவனை நினச்சிக்கோங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அந்த மந்திரத்தை சொல்லி எடுங்க ஒவ்வொரு இலைகளை பிக்கும் போது ஓம் நமச்சிவாய சொல்லி எடுக்கணும் எடுத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை சொல்லி எடுத்த வாட்டி அந்த ஒவ்வொரு இலைகள் இப்போ நான் சொல்லுவேன் இல்லைங்களா அந்த செடியிலேருந்து நீங்கள் பிக்கும் போது இருபத்தி ஒரு இலையை நீங்கள் பிக்கணும் அதே சமயம் ஓம் நமச்சிவாய சொல்லி தான் நீங்கள் எடுக்கணும் அதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல முல்லை இலை அடுத்து ரெண்டாவது வந்து கரிசலாங்கண்ணி இலை அடுத்து மூணாவது வில்வ இலை நான்காவது அருகம்புல் ஐந்தாவது இலந்தை இலை ஆறாவது ஓமத்தை இலை ஏழாவது வன்னி இலை எட்டாவது நாயுருவி ஒன்பதாவது கண்டங்கத்திரி இலை பத்தாவது அரளி இலை பதினொன்று எருக்கம் இலை எருக்கஞ்செடி இருக்கு இல்லைங்களா அதோட இலை பன்னெண்டாவது மருதம் இலை இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் நீங்கள் ஒற்றைப்படலில் நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு இல்லை பதிமூணாவது விஷ்ணு கிராந்தி இலை பதினாலாவது மாதுளை இலை பதினைந்தாவது பார்த்தீங்கன்னா தேவதாரு இலை பதினாறாவது மறுகொழுந்து இலை பதினேழாவது அரச இலை இதில் ஈஸியாக கிடைக்கும் பதினெட்டாவது ஜாதி மல்லி இலை பத்தொம்போதாவது தாளம்பூ இலை இருபதாவது அகத்தி இலை இருபத்தி ஒன்று தவணம் ஜகர்புரஷ் இலை இன்னொன்று இன்னொரு தடவை சொல்கிறேங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தவணம் ஜகர்புரஷ இலை உங்களுக்கு சில இலைகள் தெரியும் சில இலைகள் பக்கத்தில் கிடைக்கும் சில இலைகள் வந்து கொஞ்சம் கடினமாக எடுக்க வேண்டியது வரும் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து அந்த இலைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட இப்போ நான் இலைகளோட பெயர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா சில விஷயங்கள் தெரியாது கூட அந்த இலைகள் செடிகள் பற்றி அதில் போட்டிருப்பாங்க கொடி மாதிரி இருக்கும் அதை கூட நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ இமேஜ் மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் இந்த ஒன் வீக் உங்களுக்கு டைம் இருக்குது என்னென்ன இலைகள் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு செடியிலேருந்து இருபத்தி ஒரு இலைகள் எடுங்க அதை அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா விநாயகர் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இதற்கு உண்டான பலன்கள் இந்த ஒவ்வொரு இலைக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்